என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக தேவ வார்த்தையின் வழியாய் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாலே லூயா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற உதவிகள் ஊழியம் என்ன என்று பாகம் ஒன்னில் ஏழு விதமான பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை குறித்து உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன் இந்த இரண்டாவது பாகம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன what is the ministry of the holy spirit for us என்ற தலைப்பில் தொடர்ந்து தேவ வார்த்தையை நாம் இந்த நாளில் கேட்க இருக்கிறோம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அன்பானவர்களே நம் ஆண்டோ இயேசு வாரக சீசர்களை பார்த்து சொன்னார் என்றென்றைக்கும் தங்கியிருக்கிற சத்திய ஆவியாகிய வேற ஒரு தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார் ஹாலிலூயா இங்கிலீஷோட வாசி கேட்கலாம் and I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever. அன்புக்குரியவர்களே he will abide with us forever. Another helper, another கம்போர்டர்னு சொல்லப்படுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்றென்றைக்கும் தங்கியிருக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் உண்டு நமக்கு என்றென்றைக்கு உதவி செய்ய ஊழியங்களை செய்ய தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ தேவ திட்டத்தை செய்து முடிக்க இயேசு கிறிஸ்து நாமத்தை நம் மகிமைப்படுத்த ஹாலே லூயா இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் தொடர்ந்து நமக்கு என்னென்ன காரியத்தில் உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து தியானிக்கலாமா முதலாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்ன சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன கூட சாட்சி கொடுக்கிறார் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம் the spirit himself bears witness with our spirit that we are children of God அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற அடுத்தது நமக்கு ஊழியம் என்ன நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர் நமக்கு விட்னஸ் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நாம் இயேசு ஏற்றுக்கொண்டபடினால பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஹாலை லூயா ஆனா பிசாசானவன் நமக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்குவான் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல நீ ரட்சிக்கப்படல நீ பரலோகத்துக்கு போக மாட்ட இப்படிப்பட்டதான குற்ற உணர்வுகளும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துவான் நாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு விருப்பம்னா இந்த ஆவியா நமக்கு என்ன செய்கிறார் பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருப்பாருன்னா நம்மோட ஆவியோட கூட அவர் சாட்சி கொடுப்பார் இல்லை இல்லை நீ தேவனுடைய பிள்ளைதான் அப்படி சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் அதே ரோமர் எட்டு பதினஞ்சு என்ன சொல்லுகிறது அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இருக்கிறார் அலையிலூயா நம்ம ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று சாட்சி கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நிரம்பி இருக்கிற பொழுது அந்த ஆவியானவர் உங்கள் ஆவியோட கூட சாட்சி கொடுப்பார் குற்ற உணர்வை எடுத்து போடுவார் பிசாசு கொண்டு வருகிற அந்த சந்தேகத்தில் அவர் எடுத்து போடுவார் ஆலே லூயா கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனேனே ஆனால் கிறிஸ்துவின் மூலியமாய் தேவனுடைய சுதந்திராயும் இருக்கிறாய் ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பிதாவாகிய தேவடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் புத்திர சுவையாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்கு செய்கிற ஊழியம் என்ன தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் உங்க ஆவியோடு கூட சாட்சி கொடுப்பார் ஹாலே லோயா இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் ரோமர் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் என்ன சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் now hope does not disappoint because the love of God has been poured out in our heart by the holy spirit who was given to us அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவினால் தேவட அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆலே லூயா நம்ம ஆண்டர் இயேசு சொன்னார் கடைசி காலத்துல அக்கரமும் மிகுதியாவது நாள் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி அன்பில்லாத இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியா நமக்கு என்ன செய்கிறார் அந்த அன்புல தேவ அன்புல நாம் வாழும்படி தேவ அன்பை பிறருக்கு காண்பிக்கும்படி அவர் உதவி செய்கிறார் ஹாலே லூயா குலசியர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு என்று பவுல் அங்க குறிப்பிட்டிருக்கிறார் ஹாலே லூயா ரெண்டு தீமத்தி ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தில் ஆவியே கொடுத்திருக்கிறார் அன்பின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறபடினால இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில நம்ம அன்போடு கூட வாழ பிறரை நேசிக்க நம்ம எதிர்களை கூட நம்முடைய சத்துருக்களை கூட நேசிக்கிறதுக்கு அந்த இருதயத்தை கத்த நம்ம கொடுக்கிறார் ஹாலே லூயா இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் யாரையும் நம்ம நேசிக்க முடியும் நமக்கு விரதமாக எழும்பினவர்களையும் நம்ம நேசிக்க முடியும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருந்து பிறரை நேசிக்க அந்த அன்பில் வாழ்வதற்கு உதவி செய்கிறார் ஆலே லூயா பிறரை மன்னிப்பதற்கு நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் அன்பின் ஆவியானவர் நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார் ஹாலே லூய் ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்கிற பொழுது யாரையும் உங்களால் எளிதாக நேசிக்க முடியும் அமேன் ஹாலே லூயா அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற உதவி ஊழியம் என்ன ரெண்டு துசலோனிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் but we are bound to give thanks to God always for you brethren beloved by the lord because God from the beginning chose you for salvation through sanctification by the Spirit and belief in the truth. அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆளில் லூயா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் நம்மளை கூட இருந்து நம்மளை தேவனுக்கு பிரியமாக நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தமாட்டிகளாய் உங்களை வாழ செய்கிறார் ஹாலே லூயா ஒன்று பேதிரு ஒன்னாம் அதிகம் ரெண்டாவது என்ன சொல்லுகிறது பிதாவகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே அன்பானவர்களே ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார் இயேசு ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது போல பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை பரிசுத்தமாய் வாழ செய்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் ஹாலேலூயா ஒன்னு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்ன சொல்லுகிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றாக்கப்பட்டீர்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம் இயேசு ரத்தத்தினால மாத்திரமல்ல பரிசுத்த ஆவினாலும் நம்ம கழுவப்பட்டோம் பரிசுத்த ஆவியினால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை பரிசுத்தமாய் வாழ செய்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் ஹலே லூயா அதனால பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்க வாழுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆமேன் ஹாலே லூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்கலாமா ஒன்னு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கு வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு திருக்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் ஆலே லூயா அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வரங்களை கொடுத்து தேவோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி ஆவியான நமக்கு வரங்களை கொடுக்கிறார் ஹாலே லோயா இதுதான் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்னு சொல்லப்படுகிறது அப்போ ஆவியில நீங்க நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது பரிசு தாவியான உங்களுக்குள்ள இருக்கிறபடினால அவரை நீங்க சார்ந்து கொள்ளுகிற பொழுது ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும் அவருடைய சித்தத்தின்படி தேவை அறிந்து உங்களுக்குள்ள இந்த சொல்லப்பட்ட இந்த வரங்களை கொடுப்பார் நீங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதங்கள் நீங்க செய்ய முடியும் இந்த வரங்கள்லாம் நீங்க பயன்படுத்த முடியும் அவன் கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் இந்த வரங்கள் வழியாக உங்களையும் தேவன் மகிமைப்படுத்துகிறார் ஆலையலூயா கத்தர் உங்களோட இருப்பத இந்த வரங்கள் ஸ்தோத்திரம் நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்லத்தக்கதாக கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக டோரி டு காட் இந்த வரங்களை கொடுத்து தேவன் உங்களை மகிப்படுத்துகிறார் ஹாலேலூயா பரிசுத்த ஆவியான உங்களை கூட இருந்து வரங்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா ஹாலே லூயா ஐந்தாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆனபடியால் கிறிஸ்து இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம் there is therefore now no condemnation to those who are in Christ Jesus who do not walk according to the flesh but according to the spirit அன்புக்குரியவர்களே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின திருப்பி இல்லை அப்படி என்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் நம்மளை தினமும் நடத்துகிறவராயிருக்கிறார் தேவருடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஹாலே லூயா இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாள் நடத்துகிறார் நம் மாம்சத்தை நடக்கிற பொழுது தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ முடியாது நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான பாதையில் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் is leading you the right things to the right place to the towards the God hallelujah மேலும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு வசனம் என்ன சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே தேவனுடைய ஆவினால நடத்தப்பட்டாதான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிற என்று சொல்லுகிறது அப்படியானா நம்ம தேவனுடைய ஆவியினால தான் நடத்தப்பட வேண்டும் அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் என்றென்று நம்ம கூட தங்கியிருக்கிறார் அவர் ஆவியானவர் ஒவ்வொரு நடத்துகிறா இருக்கிறார் நீங்க கூட பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க இஸ் லீடிங் யூ ஹாலே லூயா கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்ன சொல்லுகிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அன்பானவர்களே ஆவிக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ளுகிற பொழுது மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்ற முடியாது ஆலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் நம்மளை நித்தமும் நடத்துகிறார் லீட் பண்ணுகிறார் ஆலே லூயா ஆண்டோட சித்தத்தின்படி நடத்துகிறவராய் இருக்கிறார் அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க தேவனுக்கு பிரியமான வழியில் நம்மளை நடத்துவார் ஆமே ஹாலே லூயா ஆறாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியங்கள் என்ன வாசிக்கலாம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் for the kingdom of God is not eating and drinking but righteousness and peace and joy in the holy Spirit. அன்புக்குரியவர்களே ஆறாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் துயர நிறைந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த உலகத்தில் டென்ஷன் நிறைந்த உலகத்தில் எங்கும் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை கசப்பு வெறுப்பு எனிமிட்டிஸ் போராட்டம் நிறைந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள் இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவிய நமக்கு என்ன செய்கிறார் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே உங்களை பார்த்து நான் சொல்லுகிற இயேசு நாமத்தினால நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள வருகிற பொழுது நிறைந்திருக்கிற பொழுது எதுவும் உங்களை மேற்கொள்ளாமல் எந்த பிரச்சனையும் உங்களை சோறுக்குள் ஆக்காமல் பரிசுத்த ஆவியான உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார் அவைகளை தான் சங்கீதம் நாலு ஏழுல தாவிதுவாராக சொல்லுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி என்று சொல்லுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பியிருக்கிற பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்யற சந்தோஷத்தை கொடுக்கிறார் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்படி உங்களுக்கு உதவி செய்கிறார் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பிறன் என்று வேத்துல வாசிக்கிறோமே ஆமே ஒன்னு தொசுலோனிக்கர் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் என்ன சொல்லுகிறது நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கத்தரையும் பின்பற்றுவர்களாகி அன்புக்குரியவர்களை மிகுந்த உபத்திரத்தில் கூட வாழ்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அது யாரால முடியும் பரிசுத்த ஆவியானவர்கள் தான் முடியும் நிறைந்து நிறைந்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியா உங்களுக்குள் இருக்கிறபடினால அவருடைய உதவி நாடுகிற பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் ஒரு சக்தியும் ஒரு சூழ்நிலையும் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது ஹாலே லோயா அமே ஏழாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் செய்கிற ஊழியம் என்ன வாசிக்கலாம் சகரியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம் not by might nor by power but by my spirit says the lord of host அன்பு தேவடைய பிள்ளைகளை ஏழாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்ன உதவி என்ன நம்முடைய பலத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்முடைய சொந்த பலத்தினாலும் அல்ல மாமிச பலத்தினாலும் அல்ல பரிசுத்த ஆவினாலே எல்லாமாகும் எந்த சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியாக உதவி செய்கிற பொழுது எந்த காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும் வேலையில சொல்லுங்க ஹாலே லூயா உங்க பலத்தை நம்பி இருக்க வேண்டாம் மாமிச பலம் பண பலம் மனிதருடைய பலன் படிப்பு உங்கள் பேக்ரவுண்ட் உங்கள் மாம்ச பிரகாரமான ஒரு காரியங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவைகள் பலத்தை நம்பியிருக்க வேண்டாம் அவைகளாம் ஒரு நாள் நம்ம விட்டு போய்விடும் ஸ்தோத்ரம் பரிசுத்த ஆபியானவர் பலத்தில் செய்கிற பொழுது எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும் ஹாலே லூயா நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்பொழுது கர்த்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பாலசிங்கம் யங் லைன் சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியார் வந்ததுனால அந்த சிங்கத்தை அந்த யங் லைனை கையில ஒண்ணுமே இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி கிடித்து போடுகிறது போல கிடித்து போட்டான் அவன் கையில் ஒரு வெப்பன்ஸ் ஒன்றுமே கிடையாது வேற டூல்ஸ் ஒன்றுமே கிடையாது ஹலே லூயா ஆனால் பரிசுத்தாவி பலன் வந்த உடனே அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது நத்திங் இன் இஸ் ஹேண்ட் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டொரு ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்கள் வேலை சிறப்பாக இருப்பதற்கு உங்கள் பிசினஸில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் ஸ்டடீஸில் வெற்றி பெறுவதற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது உங்க பலத்தினால இல்ல பராக்கிரமத்தினால ஆவினால எல்லாமாகும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைய தரைமட்டமாக்க முடியும் எத்தனை மனிதர் உங்களுக்கு முன்பாக எழும்பி நின்றாலும் விரோதமா வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் உங்க பலன் நம்பி இருக்க வேண்டாம் பரிசுத்தாவி பலன் வருகிற பொழுது இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல காரியங்களை செய்து முடிக்க முடியும் ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் தேவ ஊழியத்தை செய்வதற்கு தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க சார்ந்து அவர் உதவியை நாடுகிற பொழுது உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் மகா பயங்கரமா இருக்கும் ஆமேன் சொல்லாம ஆமே ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியர் செய்ய ஆயத்தமா உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றொன்று இஸ் அபாய்டிங் யூ என்றொன்று உங்கள் தங்கியிருக்கிற வேற ஒரு தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் இயேசு கிறிஸ்து போலவே உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய ஊழியர் செய்ய எப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆயத்தமா இருக்கிறார் அல்ல சொல்ல ஆளே லூயா தேவன் நாமம் மகிமைப்படுவதாக ஒரு டு தொடர்ந்து தியானிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கான ஒரு ஜெபம் பண்ணுகிறேன் கண்களை முடலாமா பரலோகத்தில் இருக்கிற எங்க நல்ல பிதாவே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கா நன்றி தேவனே ஆவியான ஒரு அனுப்பி எங்களுக்குள்ள தங்க வைத்து ஸ்தோத்திர இயேசு நாமத்தினால பரிசுத்தாங்க பெற்றிருக்கிறோம் இந்த ஆவியானவர்களுக்கு எப்பொழுதும் ஊழிய செய்கிறபடினால தேவ திட்டத்தின்படிகளை வாழ செய்கிறபடினால எங்க வாழ்க்கை இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல மகிமையா இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக ஆவியானவரே ஆட்கொண்டு இவர்கள் நடத்துவீராக இந்த சொல்லப்பட்ட ஏழு ஊழியமும் நம்ம பிள்ளைகளுக்கு அது கிடைப்பதாக அந்த உதவி கிடைப்பதாக இந்த ஊழியம் நடைபெறுவதாக அப்பா பரிசுத்த ஆவினால மகிமையான வாழ்க்கை வாழும்படிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் முற்றிலும் தாழ்த்துகிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா லே லூயா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மறுபடியுமாக நாம் வார்த்தையுடைய சந்திக்கலாம் ஆமேன் God bless you God bless you ஆமேன்